குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது வந்து வெளிநாடு செல்லும் ஜாதக அமைப்பு யாருக்கு இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு செல்கிறாங்க நிறைய பேருக்கு ரொம்ப ஆசையும் இருக்கும் சில பேரால் இதுலேயே வித்தியாச வித்தியாசமாக இருக்காங்க சும்மா டூரிஸ்ட்டுக்கு மட்டும் போயிட்டு வர்றது சில பேர் படிக்கிறதுக்கு மட்டும் போயிட்டு வர்றது சில பேர் கட கடைசி வரைக்கும் வாழ்நாளுக்கு முழுக்க ஆசையில் மட்டுமே இருக்காங்க ஆனால் நடக்காது சில பேர் வெளிநாட்டால் ஏமாந்தவர்களும் இருக்கிறார்கள் சில பேர் மூணு நாலு வருஷம் மட்டும் இருந்துட்டு வந்துடுறாங்க சில பேர் கடைசி வரைக்கும் அங்கே இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு பேசிக் எந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணுங்க யாருங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் சரிங்க ஒரு பேசிக் மட்டும் தான் உங்களுக்கு அவுட்லைன் தான் நான் சொல்ல போகிறேன் உதாரண ஜாதகமும் சில விஷயங்கள் சொல்ல போகிறேன் சரிங்களா பார்ப்போம் அயல் தேசத்திற்கான பாவம் எந்த பாவங்க மூணு எட்டு ஒம்பது பன்னிரெண்டு சரிங்களா மூணாம் பாவம் இருக்கும் இடத்தை விட்டு வெளியேறு இருக்கும் இடத்தை விட்டுனா இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஊரில் சென்னையில் தங்குறீங்க நீங்கள் வந்து சவுதிக்கு போகணும் சரிங்களா ஏன் மூணாம் இடங்க மூணாம் இடம் என்பது குறுகிய பயணம் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறுதல் ஏன் உங்களை வீட்டை விட்டு வெளியேறுதல் நாலாம் பாவம்னா என்னங்க ஜோடத்தில் நாலாம் பாவனா உங்கள் வீடு உங்கள் வீடுக்கு பன்னிரெண்டாம் பாவம் உங்கள் வீட்டுக்கு ஒரு பின்பாவம் இருக்கு இல்லையா அது வந்து உங்கள் வீட்டை விட்டு வெளியேறுது ஒரு ஃபாரின் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு வெளியேறீங்க இது எக்ஸாம்பிள்னா உங்களுக்கு குழந்த பிறக்க போகிறோம்னா நீங்கள் அப்பாவை போகிறீங்கன்னு இருக்கும் அப்படியும் பார்க்கலாம் இப்படியும் பார்க்கலாம் அதுதாங்க மூணாம் பாவம் இருக்கும் இடத்தை விட்டு வெளியேறாரு ஒன்பதாம் பாவம் அயல் நாடு பயணம் ஒரு தூர தேசம் பயணம் ஃபாரினுக்கு போயிட்டு மட்டும் வரீங்கன்னு அதில் ஒன்பதாம் பாவம் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்க அது மூணாம் பாவம் சென்னையிலேருந்து லண்டனுக்கு போகிறீங்க அது ஒன்பதாம் பாவம் சரிங்களா பனிரெண்டாம் பாவம் லண்டன்லேயே ஒரு இருபது வருஷம் தங்குறீங்க அது பேர் பன்னிரெண்டாம் பாவம் பாருங்க போகிறது ஒன்பதாம் பாவம் காலிலேயே தங்குறது பன்னிரெண்டாம் பாவம் சரிங்களா அடுத்தது எட்டாம் பாவம் தனித்து இருத்தல் அயல் தேசம் எட்டாம் பாவங்கிற ரெண்டு உங்கள் இருப்பு இருக்கும் இடத்தை விட்டு ரொம்ப தூரம் போகிறீங்க அது எட்டாம் பாவம் வேலை செய்வது வந்து பாசிட்டிவான கிரகங்கள் எட்டாம் இடத்துல இருந்தால் அங்கே போய் ரொம்ப பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக வருங்க சில பேர் ஃபாரினுக்கு போயிட்டு ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாரிச்சுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எட்டாம் பாவத்தால் வருது ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க சாப்பாட்டுக்கே விலை இல்லாமல் ஆரம்பித்து கடைசியில் பல லட்சங்கள் சம்பாதிச்சுக்கலாம் இருப்பாங்க ஏன்னா அதில் எட்டாம் பாவத்தின் காரகத்துவங்கள் இந்த மூணு எட்டு ஒம்பது பன்னிரெண்டு இதில் உள்ள கிரகங்களோ இல்லை தசாபுத்தியோ நடக்கும்போது நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அமைப்புங்கிறது இருக்குது சரிங்களா அடுத்துட்டு பார்ப்போம் கிரக இணைவு எந்த மாதிரி ஒரு கிரக இணைவுகள் இருந்தால் அயல் நாட்டுக்கு நம்ம போகலாம் ஒரு ராகு தசை கேது ராகு தசை கேது புத்தியில் பெரும்பாலுமே பல பேர் வந்து வெளிநாட்டுக்கு போடுறாங்க ஆனால் எல்லாருமே போயிடுறாங்களா நான் மேற் சொன்ன பாவங்கள் இருக்க வேண்டும் ராகு அல்லது கேது மூணு ஆறு எட்டு ஒம்பது பன்னிரெண்டு நான் மூணு எட்டு ஒம்பது பன்னிரெண்டு சொல்லி ஆறு என்னென்னா பல பேர் வந்து நம்ம எதுக்கு வெளிநாட்டு போகிறோம் வேலைக்கு தானே ஆனால் ஏதோ ஒரு வழியில் சில பேருக்கு ஆறாம் பாவத்தில் தொடர்பு பெற்றிருக்கும் ஆறாம் பாவத்தில் ராகு இருந்தால் பன்னிரெண்டாம் பாவத்தில் கேது இருக்கும் ஆறாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது கண்டிப்பாக பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்கும் ஆறில் பார்வை செய்யும் பாவமும் வலுக்கும் ஆறிலிருந்து ஒரு கிரகம் வந்து தசை நடத்துச்சுன்னா அது பார்வை செய்யும் பன்னிரெண்டாம் பாவமும் வலுக்குங்க சரிங்களா ராகு கேருக்கள் ஒரு மனிதனை தனித்து இருக்க வைக்கும் ஒரு தலைமறைவு வாழ்க்கையை வாழ வைக்கும் இல்லை ஒரு மனித உறவுகளை விட்டு வெகு தூரம் சொல்ல வைக்கும் அனுபவத்தில் அப்படி தான் இருக்குது சரிங்களா பொது அதெல்லாம் பொறுப்பு ஆனால் கேட்க நான் மேற்சொன்ன பாவத்தில் இருக்கும்போதே அல்ல அதே சுய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு மிக அதிகம் சரிங்களா மூணு ஆறு எட்டு ஒம்பது பன்னிரெண்டாம் பாவங்களில் கிரகங்கள் இருக்கவோ அதில் இருக்கும் கிரகத்தின் தசாவோ இப்போ மூணாம் அதிபதி தசையாக இருந்தாலும் சரி இல்லை பன்னிரெண்டாம் அதிபதி தசையாக இருந்தாலும் சரி அதில் இருக்கும் கிரகத்தின் தசையாக இருந்தாலும் சரி சரிங்களா அடுத்து வந்து மூணு ஆறு எட்டு ஒம்பது பன்னிரெண்டு அதிபரை இணைந்து மேற்கண்ட பாவங்களிலிருந்து தசாபுத்தி நடக்க வேண்டும் இப்போ தனுசு லக்கணம் வைங்க தனுசு லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாய் சூரியனும் செவ்வாயும் இணைந்துட்டாவே அவங்க காரன் போவாங்கன்னு அர்த்தம் கிடையாது சரிங்களா அவங்க இணைந்து இப்போ ஒம்போரில் சூரியன் இருக்கா ஒம்போரில் சூரியன் இருக்கிறப்ப அதனோட சு உத்தரத்துலேயே இருந்தால் அவங்க பாயன் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகங்க ஆனால் ராகு தச கேரு புத்தி அண்ட் ஒம்பது பன்னிரெண்டுக்குரிய காரகத்துவங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் ஒம்பது பன்னிரெண்டு தவிர மற்ற ஒரு ஏழு எட்டு எட்டுலாம் வந்துட்டு ரொம்ப கடினம் என்னங்க எட்டு நடக்கும்னு சொல்கிறீங்க நடக்காதுன்னு சொல்கிறீங்க இப்போ என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்குறீங்களா ஒரு விதி ரெண்டாவது ஆயிரம் விதி இருக்குது எளிமையாக அதை சொல்லிட முடியாது நீங்கள் இப்போ அடுத்த உதாரணம் ஜாதகம் வரும் நீங்கள் அதிலேயே பார்ப்பீங்க புரியும் குரு சுக்கிரன் புதன் சந்திரன் எட்டு ஒம்பது பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கவோ பார்வை செய்யவோ வேண்டும் சுபகிரகங்கள் பார்வை செய்தால் எட்டு ஒம்பது பன்னிரெண்டை பார்வை செய்தால் ராகு கேதுக்களின் தொடர்போடு பார்வை செய்ய வேண்டும் சரிங்களா ஏன்னா எட்டு ஒம்பது பன்னிரெண்டில் கிரகம் இருந்துட்டா வாழ்க்கையில் என்ன நடக்குங்க அதிகமாக மருத்துவ செலவு ஏற்படும் சரிங்களா இடம் விட்டு இடம் மாறுவீங்க வேற ஒரு இடத்துக்கு ரொம்ப தூரம் மாற மாட்டீங்க சில நேரத்தில் இருக்கிற இடத்த மட்டும் மாறுவீங்க என்னென்னா இப்போ சென்னை டு பெங்களூர் சென்னை டு ஆந்திரா இந்த மாதிரி ஒரு குறுகிய இடம் ஆனால் அதுவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒரு வேறு ஒரு மொழி வேறு ஒரு மனிதர்களை நீங்கள் சந்திக்கிறீங்க அவ்வளோ வரும் அது எந்தெந்த கிரக காரத்துவத்தை பொறுத்துங்க அது மாறுபடும் இப்போ அடுத்தது பார்ப்போம் உதாரண ஜாதகம் சரிங்களாங்க இந்த ஜாதகர் வந்து கீழே பாருங்கள் ராகு டெசை இருப்புன்னு நான் போட்டிருப்பேன் ராகு டெசையிலிருந்து அவர் ஃபாரினில் தான் இருக்கார் ராகு டெசையில் தான் அவர் ஃபாரினுக்கு போகிறாரு லக் எந்த இடத்துல ராகு இருக்குது ராகு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது பன்னிரெண்டாம் இடம் ஃபாரினுக்கு போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ராகு என்ன நட்சத்திரத்தில் இருக்கான்னு மேலே பாருங்களேன் ராகு அனுசம் அனுசத்தின் அதிபதி சனி சரிங்களா சனி வந்து இந்த லக்கணத்துக்கு இரண்டு மூன்றுக்குரிய அதிபதி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இரண்டு மூன்றுக்குரிய அதிபதி பனிரெண்டு மூணு தொடர்பு வந்துருச்சா ராகுவும் வராரு ராகு வந்தால் தனித்து இருக்கணும் பிரிஞ்சு இருக்கணும் ராகுக்கு சுபகிரக பார்வையும் இருக்குது சுக்கரனு புரனு சூரியன் எல்லாமே இருக்குது பத்தாம் பவம் தனது இருக்கும் இடத்தை விட்டு வெளியேறுகிறார் ஜாதகர் ராகு தசையில் கடைசி வரைக்கும் பாரிலேயே இருப்பாராங்க அந்த சனி வக்ரமாக இருக்கிற பாருங்கள் பத்தாம் இடத்துல போயிட்டு வருவார் சில நேரங்களில் புத்திகள் மாறும் பொழுது அந்த டசாபுட்டி மாறும் பொழுது சுண்டர இடத்துக்கு வந்துட்டு திருப்பி பாலனுக்கு போகிற மாதிரி இருக்கும் இவ்வளோ தாங்க சரிங்க இந்த ஒரு விதி மட்டுமே எடுத்துக்காதீங்க ஒவ்வொரு ஜாதகத்துலையும் விதிகள் மாறுபடும் நான் மேற்கண்டு நான் சொல்வது என்னென்னா இந்த ஒரே ஒரு தொடர்பு மூணு எட்டு ஒம்பது பன்னிரெண்டு நான்கு நான்கு பாவங்கள் இதற்குள்ளாரிய கிரகங்கள் தொடர்பு பெற வேண்டும் ராகு ராகு கேது அடுத்தது ஐந்து எட்டுக்குரிய புதன் பன்னிரெண்டில் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா பன்னிரெண்டு தொடர்பு அதிகமாக வருவர நம்மளால் பார்க்க முடியுது பன்னிரெண்டுன்னு வந்துட்டாவே பாரினா பன்னிரெண்டுன்னு வந்துட்டாவே பாருனா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது நான் இன்னொரு இடம் சொல்லிகிட்டே வரேன் ராகு தொடர்பு பெறணும் ராகு தொடர்பு பெறணும் இல்லை கேது தொடர்பு பெறணும் இன்னொரு கிரகமும் இருக்குது கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அதன் காரகத்துவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் நீங்கள் பல ஜாதகங்கள் எப்போ அனலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக எடுத்துட முடியும் அடுத்த ஜாதகத்தை நம்ம பார்ப்போம் இந்த ஜாதகம் கன்னி லக்கணம் சரிங்களா கன்னி லக்கணம் இந்த ஜாதகம் வந்து சனி தசையிலேயே பாதையில் ரெண்டார் சனி எங்கே இருக்குன்னு பாருங்களேன் சனி எட்டில் இருக்குது அது செவ்வாயோடு இணைஞ்சு சனி வந்து நீசபங்கம் ஆகிறார் இந்த சனியோட அதிபதி பாருங்கள் சனி வந்து கே அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கா அந்த அஸ்வினி அதிபதி கேது கேது எங்கே இருக்காது லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் திருப்பியும் பன்னிரெண்டு வருதா இதெல்லாம் என்ன தெரியுது பனிரெண்டுங்கிறது யாருக்கெல்லாம் ஸ்ட்ராங் காம்பினேஷனே இருக்கும் காம்பினேஷன் நல்லா பாருங்கள் ஆறில் இங்கே பல கிரகம் இருக்குது இருந்து பல கிரகங்கள் சுபத்துவம் அதாவது சுப கிரக பார்வை இருக்கும் பொழுது பாறையில் போய் ரொம்ப நாள் தங்குறாங்க ரொம்ப நாள் தங்கி இவங்க வந்து மாதத்துக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பாதிக்கிற ஜாகம் இருக்கு ஆனால் எட்டில் இருக்கேங்க எட்டில் சனி இருக்குது சனி வந்து நீசமாக இருக்குது எப்படி அவ்வளோ சம்பாதிக்க முடிஞ்சிச்சு இரண்டாம் இடத்துல குரு சந்திரன் இருக்காரு மட்டுமா இன்னொன்று நம்ம ப்ராக்டிக்காக ரியாலிட்டியை பார்க்கணும் எடுத்தோடனே ஒரு வேலைக்கு போயிட்டாரா இல்லை இவனு ஜாதகம் இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு வயசுலேயே ஒரு அஞ்சு வருஷம் வேலை இல்லாமல் இருந்தார் வேலை இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டு பிறகு தான் அவர் வேலைக்கு போக ஆரம்பித்தார் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அங்கே பாதையில் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அந்த எட்டு பன்னிரெண்டுடைய பாவங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கிறது கிடையாதுங்க உறவுகளை விட்டு பிரித்து வைக்கிறது தனிமையை ஒரு அனுபவிக்கிறது ஒரு வேற்று மனிதர்களோட பழகிறது வேற்று மொழியை பேசுறது இது எல்லாமே எட்டாம் பாவத்தின் காரகத்துவம் எட்டு பன்னிரெண்டு உரிய காரகத்துவம் சரிங்களா பன்னிரெண்டாம் இடம் தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த எத்தனை மாற்றங்களை சொல்லணும்னு இப்போ நீங்கள் இரண்டு மூன்று ஜாதகத்துலேயே பார்த்தீங்க சரிங்களா நீங்கள் பார்க்க அதிகமாக பார்க்க பார்க்க உங்களுக்கே ஒரு ஒரு ஐடியா கிடச்சோம் இப்படி தான் கணிக்கணும் இந்த ஜாதகத்தில் ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படி இருக்குது பன்னிரெண்டாம் பாவத்தில் ஏற்படும் போது இவங்க ஏன் வந்துட்டு வெல்த் அஃபெக்ட் ஆகி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தாங்க இவங்க மட்டும் இப்படி ஃபாரின் போனாங்க அது ஏன் காரணம் அனலைஸ் பண்ணுங்கள் எல்லாமே எடுத்து வந்து கையில் கொடுத்துட முடியாது நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் ஆனால் அந்த விதி அந்த அந்த இரண்டு மூன்று விதிகள் மட்டும்தான் அங்கே முக்கியம் அடுத்து தனுசு லக்கணம் சரிங்களா இந்த ஜாதகர் வந்துட்டு செவ்வாய் சனி தசையில் வந்துட்டு பாயின் போனார் நல்லா பாருங்கள் சனி என்ன நட்சத்திரத்தில் இருக்குது சனி அஷ்டம் அஷ்டம் அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் எங்கே இருக்காருன்னு பாருங்க பாருங்கள் இரண்டு மூணுக்குரிய அதிபதி மூணாம் அதிபதி சனி பத்தில் இருக்கான் ஓகேங்களா மூணாம் பெரிய தசையில் ரெண்டாம் அறிபடி மூணாம் அறிபடி தசையில் சனி பத்தில் இருக்கார் அந்த சனி எங்கே இருக்கார் சந்திரனோட சாலை சந்திரன் எங்கே இருக்கான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இன்னொன்று நல்லா பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நுணுக்கமாக போக போக போக போக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பன்னிரெண்டாம் இடத்துல நீச சந்திரன் தசையில் போயிருக்காருங்க அப்புறம் எப்படிங்க நல்லாயிருக்கும் குடும்பத்தை வந்து தனிச்சிருப்பாங்க அவ்வளோதாங்க ஆனால் இன்னொரு பாருங்கள் அந்த எட்டு குறி அதிபதி பரிவர்த்தனையாக இருக்கும் பரிவர்த்தனையாகி ராகுவோடு சேர்ந்துருக்கும் அப்படின்னா அந்த எட்டாம் அதிபதி தசையிலையும் போயிருக்காரு எட்டாம் பாவத்தின் காரகத்துவமும் பன்னிரெண்டாம் பாவத்தின் காரகத்துவமும் ஒன்றாக இணைகிறது அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் இல்லை அங்கே போய் ரொம்ப சந்தோஷமாக சொகுசாக அதீதமாக பணம் சம்பாதிச்சிருக்கிறார் நீங்கள் அனுபவத்தில் தான் பார்க்க பார்க்க தெரியும் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் கடினம் மனதில் மட்டும்தான் கடினம் மனம் கலப்பும் இரண்டிருக்கும் மனதளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் சரிங்களா ஆனால் பண வழியில் ரொம்ப அருமையாக சம் சம்பாதிச்சிருப்பார் ஏன் இரண்டாம் அதிபர் மூணாம் அதிபர் சனி சனி வந்து பத்தில் குருவோடு சேர்ந்து சுப கிரகம் தானே குரு ஏன் நெகட்டிவ் பண்ணணும் நல்லா தானே இருக்குது பணம் நல்லா சம்பாதிச்சார் எந்த பிரச்சனையுமே கிடையாது சரிங்களா அடுத்தது டனுசு லக்னம் இந்த ஜாரையாக செவ்வாய் டசையில் வந்து ஃபாரின் போனார் ஏங்க டசை சொல்கிறீங்க டசராக ஒரு சீட்டில் முடிக்கும் சில பேருக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் ஃபாரினே போக மாட்டாங்க அதுக்கான டைம் பண்ணிருக்காரு இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இதை வச்சு நீங்களே வந்து ஒரு ஐடியா கிடச்சி நீங்கள் அடிக்கடி போயிட்டே இருக்கலாம் அடுத்து அடுத்த ஜாதகத்தை நீங்கள் ஈஸியாக கணிக்கலாம் செவ்வாய் எங்கே இருக்குது மகத்தில் கேது உடல் அண்டு செவ்வாய் ஐந்து குரிய அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒம்போதில் இருக்குது ஒம்போரில் குருவோடு இருக்குது கிரகத்தோடு சேரும் பொழுது அவர்கள் வந்து அங்கே ஜாலியாக ரொம்ப சொகுசான வாழ்க்கையை வாழ்கிறத நம்ம அனுபவத்தில் பார்க்க முடியுது பணம் அதிகமாக சம்பாதிக்க நம்ம பார்க்க முடியுது அண்டு செவ்வாய் கேதுவோட நட்சத்திரக்கா கேது மூணாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் திசையில் ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒம்பது மூணுக்குரிய எவன்டா அந்த இருக்கும் ஒம்பது மூணுக்குரிய வேலைகள் தான் அதிகமாக நடக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியுது ரைட்டாங்க அடுத்தது தனுசு லக்னம் இந்த ஜாதகம் இப்போ ராகு தசை குரு புக்தி அதாவது இப்போ நடப்பு மட்டும் புதன் புக்தி குரு புக்தியில் மட்டும் இவர் ஃபாரின் போனார் குரு என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்கள் குரு சுவாத்தியில் இருக்குது ராகு தசை நடக்குது இந்த குரு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவை ஆக்டிவேட் பண்ணுது ஃபாரின் போகிறாரு சரிங்களா இந்த ஜாதகருக்கு ஏங்க உடல்நிலை பாதிக்கப்படலை அதுபடி பதினொன்றில் வலுவாக இருக்காது சுபகரக பார்வை இருக்குது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் சுபகரக பார்வை இருந்துச்சுன்னா அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஏமாற மாட்டாங்க ஏமாறாமல் பாருங்க போய் ஏமாண்டவங்களாம் இருப்பாங்கள்ல எல்லாமே செவ்வாயோ சனியோ அந்த சுபகரத்தையோ ராகுவையோ பார்த்துருக்கோம் அவங்களாம் ஏமாந்துருவான் இது அப்படி கிடையாது அந்த மாதிரி ஜா உதாரணமாக நான் வைக்கல இப்போ வரைக்கும் நல்ல விஷயங்கள் மட்டுமே இப்போ பார்ப்போன்னு விட்டுருவேன் பார்ப்போம் அடுத்தது வந்துட்டு இந்த ஜாதகர்களை படி படிக்கிறதுக்காக பயன் பண்ணாருங்க சரிங்களா புதன் தசை செவ்வாய் புட்டியில் வந்துட்டு இவர் பயன் பண்ணாருங்க புரன் தசை செவ்வாய் புட்டியில் வந்துட்டு பாருங்க புரன் தசை செவ்வாய் குருவியோ போனார் ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்கிறேங்க ஒரு நிமிஷம்ங்க ம் செவ்வாயில் தான் போயிருக்குது புதன் மட்டும் பன்னிரெண்டில் ராகுவன் இணைஞ்சிருக்கு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் டிகிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த புதன் மண்டு ஒரே பத்து பத்து டிகிரிக்குள்ளாரெல்லாம் ராகுவோட இணையலை அதற்கு மேலேயே போயிருக்குது சரிங்களா அப்போனா பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கணும் ஒம்பது பன்னிரெண்டுக்குரிய நீங்கள் மேற்படிப்பு மேற்படிப்புனா யூஜி முடிச்சுட்டு பிஜிக்காக அவர் பயன் போனார் ஒன்பதாம் அதிபரி சம்மந்தப்பட்டுருச்சு அந்த ஒன்பதாம் அதிபரி ஆறாம் பாவத்தோடு இணைக்கிறது அப்படின்னா அங்கே போய் சந்தோஷமாக இருக்கு நின்றுருக்கிறாரா சனி வக்ரம் பெற்ற சனி இருக்குது இல்லை சந்தோஷமாக இல்லை அதுதான் முக்கியம் அதுதான் உண்மையும் கூட அடுத்தது செவ்வாய் புத்தி அப்படிருக்கு இரண்டு ஏழுக்குரிய செவ்வாய் வந்து பூசத்தில் இருக்குது நான்கு ஐந்து ஆறு பன்னிரெண்டுக்குரிய பாவங்கள் அதீதமாக ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும் பொழுதோ இல்லை ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் ஆக்டிவேட்னா கண்டிப்பாக பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்குது ஆறு பன்னிரெண்டு தொடர்பு வரவு மூணு ஆறு இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு காண்பித்த ஜாதகங்கள் எல்லாமே மூணு ஆறு எட்டு ஒம்பது பன்னிரெண்டு இத்தனை விஷயங்கள் பார்க்கணுமாங்க ஆமாங்க ஏதோ ஒன்று தொடர்பு பெறும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறா இல்லையா அது எந்த அளவுக்கு நீங்கள் துல்லியமாக கழிக்கிறீங்கிற ஒரு விஷயத்தில் இப்போ நான் சொன்ன விதிகள் உங்களை அதீதமாக குழப்பியிருக்கலாம் கண்டிப்பாக அதீதமாக குழப்பியிருக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு பேசிக் வந்துட்டு ரொம்ப எளிமையாக சொல்கிறது கஷ்டம் எளிமையாக சொல்லிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அதீதமாக கேள்வி வரும் ஏன் அது அப்படி இருந்துச்சு அப்படி ஏன் சொல்லலை அப்போனா சந்தோஷமாக இருந்தாரா ஃபாரின் போனவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களா ஃபாரின் போனவங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்களா ஏன் போனாங்க அவங்க புதன் தசையில் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கே அந்த பதில் கிடைக்கும் சரிங்களா நன்றி ஓம் சிவ ஓம்